Hi friends how are you good morning this is Aravind and this is my friend Ravi Ravi show hi to them hi hi we are going for a Telugu movie with my friend this is the first experience for me to go Telugu movie with my friend முத முதல்ல ஒரு தெலுங்கு படம் பார்க்க போகிறேன் என்னோட ஃப்ரெண்டு ரவியோட யூஎஸ் ஃப்ரெண்ட் ரவியோட சிரஞ்சீவி நடித்த படம் பார்க்கலாம் அங்கே போயிட்டு போயிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது அதையும் முடிச்சுடுவோம் ஓகே பாய் இப்படி தான் பாருங்கள் ரீகல் சினிமா யூஎஸில் இருக்குது இதுதான் ஆடிட்டோரியம் எப்படி இருக்கு பாருங்க Regal auditorium one five six இருக்கு செவன் ரீகல் சினிமா பாருங்க யூஎஸ்ல எப்படி தியேட்டர்ஸ்ல இருக்கு நம்ம ஃப்ரெண்ட் ரவி ஜாயா உட்காந்துருக்காரு It's all happening. This thing is nicer than my apartment. Friends நல்லபடியாக மூவியை முடிச்சிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் மூவி நல்லா இருந்தது பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்